ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அதுவும் ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் sari number five one zero இந்த வீடியோவில் நம்ம four to five varieties of pure silk saris பார்க்க போகிறோங்க அதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாரியும் சரி சாரியுடைய ப்ரைஸுமே சரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பிடிக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஃபுல் பிளைன் சேரீ வித் பார்டரோடு வந்துடுதுங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து பார்டர் வந்துடுது கோல்டு டெஸ்டு சரி மூலமாக கலர் நேவி ப்ளூ பாடி பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே colour navy blue sari number five double one இதுவும் சேம் டைப் தாங்க பிளைன் சேரீ தான் top and bottom contrast sorry சரி பார்டர் வந்துடுது சாரியுடைய length six point two meter including ப்ளவுஸுங்க ப்ளவுஸுடைய length point seven meter width of the sari forty five point five inches above இருக்குங்க sari number five double one இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா லேவண்டர் அண்ட் ராணி பிங்க் மிக்ஸிங்கில் இருக்குங்க லேவண்டர் கலரும் ராணி பிங்க்ஸும் ராணி பிங்க்கும் மிக்ஸ் ஆனதுனால டபுள் ஷேடில் வருதுங்க சாரியோடைய ப்ரைஸ் நான் சொல்கிறேங்க சாரியோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிறதுனால ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த பிளெயின் சாரீ உங்களுக்கு கிடைக்குங்க sari number five one two so இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா இது பத் இங்கு ப்ளூ அண்டு பிளாக் காம்பினேஷனில் இருக்குங்க இங்கு ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது sari number five one two இப்போ நீங்கள் பார்த்தா sari number five double one five one two five one three so இந்த sari five one zero five double one five one two இப்போ நீங்கள் ஃபைவ் ஒன் டூ இந்த மூணு சாரியுமே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் sari number five one three இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்டர்லெஸ் சாரி பழுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர்லையும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் இருக்குங்க ராயல் ப்ளூ ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது பல்லுவில் மீனா ஒர்க்குக்காக நம்ம சில்வர் சரியும் ஆட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மாடல் வரும்போது நான் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க அண்ட் வீடியோ எண்டுலேயுமே என்னென்ன வெரைட்டி என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் ஃபைனலாகவும் சொல்கிறேன் sari number five one four இதுவுமே பார்டர்லெஸ் தாங்க பலூன் blouse black colour body of saree pink colour ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க prepayment option cash on delivery international shipping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 ஒர்க் இருக்குது sari number five one six body of sari pink கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலேயே இருக்குது இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீ எல்லாமே borderless sari first three saris மட்டும்தான் five one zero five double one five one two இந்த மூணு சாரீ பிளெயின் சாரீ அதோடைய price four thousand five hundred five one த்ரீலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே பார்டர்லெஸ் சாரீ இதோடைய price five thousand six hundred ஐயாயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் sari number five one seven இதுவுமே பார்டர்லெஸ் தாங்க ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இது கிடைக்கும் பாடி ஆஃப் சாரி ஆனந்தா ப்ளூ கலர்லேயும் பழுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்டர்லெஸ் சாரியுடைய price five thousand six hundred next sari five one eight இந்த ஃபைவ் ஒன் எயிட்டுமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க பலுவன் blouse magenta body of sari peacock blue gold and silver ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்குங்க அண்ட் இது எல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது அண்ட் இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ண பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு தான் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே borderless five thousand seven hundred six hundred next நம்ம பார்க்க போகிறோம் thousand butta sari five one nine sari number five one nine பல்லுவன் ப்ளவுஸ் பிரைட் பிங்க் கலரில் இருக்கும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா very light sandal colour very light sandal கலரில் இருக்கும் புட்டாஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரோ சில்வர்லேயும் ஒரு ரோ கோல்டு டெஸ்டட் ஜரிலையும் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாக இருக்கும் இன்னர் லேயர் அண்ட் ப்ளவுஸ் பிளைனாக இருக்குங்க நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரிலையுமே பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் பிளைனாக தான் இருக்கும் அண்ட் இன்னர் லேயர் பிளைனாக இருக்கும் உள் சுத்து sari number five two zero இதுவும் தௌசண்ட் புட்டா வெரைட்டி தான் பாடி ஆஃப் சாரீ ப்ரௌன் கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பேரட் க்ரீன்லேயும் இருக்குங்க இதோடைய price five thousand seven hundred sari number five one nine five two zero இந்த ரெண்டுமே தௌசண்ட் புட்டா வெரைட்டிங்க இதோடைய price five thousand seven hundred ஒரே வீடியோவில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் காட்டுறோங்க அண்ட் நிறைய ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அகெயின் ஒரு தடவை நீங்கள் அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் sari number five two one இது வந்து டபுள் கான்ட்ராஸ்ட் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடும் இந்த சாரியில் pallu and blouse red and blue மிக்சிங்கில் இருக்குங்க பல்லுவன் blouse red and blue mixing body off sari royal blue and இதில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இதோடைய offer price six thousand rupees six தௌசண்ட்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் sari number five double two இதுமே டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் பார்டர் வரக்கூடியது தாங்க sari number five double two body off sari red top and பாட்டமில் உங்களுக்கு ராயல் ப்ளூ வந்துடும் பல்லுவன் ப்ளவுஸும் ராயல் ப்ளூ இந்த சேரீயில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி அதில் மீனா ஒர்க்குக்காக நம்ம கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டிஃப்ரெண்ட் கலர் வர்றதுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக இதுவுமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்குங்க ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர்லாம் வந்து இப்போ மட்டும்தாங்க த்ரீ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த த்ரீ டேஸில் எவ்வளோ சாரீஸ் வாங்க முடியுமோ வாங்கிக்கலாம் சேம் ப்ரைஸில் கண்டிப்பாக வந்து வேற எங்கேயும் கிடைக்காது அண்டு நம்மக்கிட்டேயே வந்து இன்னும் ஃப்யூச்சரில் கிடைக்காதுங்க ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு silk rate raw material rate வந்து அதிகமாகிட்டு தான் போகுது லேபர் சார்ஜஸும் வந்து ரொம்ப டிமாண்டாக தாங்க போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸுடைய ரேட்டுமே அதிகமாக தான் செய்யும் இந்த சேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் வயலட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ க்ரீன்லேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குது அண்ட் பல்லுவருக்கு இருக்குது sari number five twenty three six thousand rupees அடுத்த sari number five two four so இதுக்கு மேலே பார்க்குறதெல்லாம் ஃபுல் ஜரி ஒர்க் இருக்கக்கூடிய sari and blouse ink blue கலர்லேயும் body off sari light green algae க்ரீனில் இருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா all self with turning work உங்களுக்கு பாட்டமில் டர்னிங் ஒர்க் இருக்குது அதில் அந்த ஃப்ளாரில் நம்ம கலர் த்ரெட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ்வலாக கோல்டு சில்வர் காப்பர்னு இல்லாமல் நம்ம கீழே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கலராக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது turning plus all self so ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒர்க் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இதோடைய ப்ரைஸுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபராக சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது five two five sari number five two five இது வந்து நீம் ஜெரி ஒர்க் இருக்கக்கூடியதுங்க நீம் ஜரினா gold or silver tested zari கூட நம்ம கலர் சில்க் த்ரெட் வந்து டெஸ்ட் பண்ணி மேக் பண்ணுறது அப்போ தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு அச்சீவ் பண்ண முடியும் இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா பல்லுவன் ப்ளவுஸில் ஒரு க்ரீன் கலர் மாதிரி உங்களுக்கு டோன் வரும் பாடி ஆஃப் சேரீயில் ஒரு மாதிரி எல்லோலேயே மஸ்டர்ட் எல்லோ மாதிரி ஒரு டோன் வரும் அதுக்காக தான் இதில் என்னென்னா உங்களுக்கு பாட்டமில் அஸ்திரி மாதிரி வந்துடும் அண்ட் அதில் புட்டாஸ் இருக்குது பாடி ஆஃப் சேரீ மெரூன்லேயும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் மெரூனில் வந்துடுங்க பல்லுவன் ப்ளவுஸ் இங்கு blue sari number five two six இது வந்து டெம்பிள் பார்டர் இருக்கக்கூடிய ஆல் செல்ஃப் சாரி பல்லு blouse blouse peacock blue body off sari brown ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்குங்க price six thousand seven hundred இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த all self sari full grand zari work இருக்கக்கூடிய சாரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது சூப்பரான ஒரு special offer update stock clearance அப்டேட்டுங்க ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் எல்லாமே வந்து எந்தவித டேமேஜுமே இல்லாமல் தாங்க இருக்குது சப்போஸ் டேமேஜோடு உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது இது வந்து blouse magenta colour body off sari இங்கு ப்ளூங்க இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் வந்திருக்கு அதில் மீனா ஒர்க்குக்காக நம்ம சில்வர் சரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோலையே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற வரைக்கும் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த சாரீஸ் வந்து நம்ம பார்த்தோங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்